அளவு கிளையின் உருவவியல் ஐந்து உயிருள்ள கிளை இனங்களில் நான்கின் உருவவியல் உடல் அமைப்பு மற்றும் தோற்றம் ஒரு கிளையை வெளிப்படுத்துகிறது வெவ்வேறு காலநிலைகள் மற்றும் வாழ்விடங்களுக்கு ஏற்றவாறு ஒரு இனம் படிப்படியாக அதன் புவியியல் பரவலில் வித்தியாசமாக தோன்றத் தொடங்கும் போது ஒரு கிளை ஏற்படுகிறது எனவே அவற்றின் புவியியல் பரவலின் வடக்கு முனையில் உள்ள இனங்கள் அவற்றின் தெற்கு பகுதிகளை விட அளவு நிறம் முடி அடர்வு போன்றவற்றில் மிகவும் வித்தியாசமாகத் தோன்றலாம் டைகர் கிளைன் கிளையினங்கள் அளவு குறைவதை சித்தரிக்கிறது மற்றும் அவற்றின் வரம்பு மேலும் தெற்கே விரிவடைகிறது மிகப்பெரிய புலிகள் வடக்கில் காணப்படுகின்றன தெற்கில் படிப்படியாக சிறியதாகின்றன வயது வந்த ಬಂದ அமுற்புலிகள் பாந்தரா டைகிரிஸ் அல்டைகா முன்னூறு கிலோ வரை எடையுள்ளதாக இருக்கும் அறுநூற்று அறுபது பவுன் மற்றும் மூன்று புள்ளி மூன்று மீட்டர் பத்து புள்ளி ஒன்பது அடி நீளம் பெண் பறவைகள் சிறியவை நூறு முதல் நூற்று அறுபத்தேழு கிலோ இருநூறு முதல் முன்னூற்று எழுபது பவுண்டுகள் வரை எடையும் இரண்டு புள்ளி ஆறு மீட்டர் எட்டு புள்ளி ஐந்து அடி நீளமும் கொண்டவை வயது வந்த ஆண் வங்கப் புலிகள் பாந்தரா டைகிரிஸ் டைகிரிஸ் சுமார் இருநூற்று இருபது கிலோ நானூற்று எண்பது பவுன் எடையும் இரண்டு புள்ளி ஒன்பது மீட்டர் ஒன்பது புள்ளி ஐந்து அடி நீளமும் கொண்டது பெண்களின் சராசரி எடை நூற்று நாற்பது கிலோ முன்னூறு பவுன் மற்றும் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் எட்டு அடி நீளத்துடன் சற்று சிறியதாக இருக்கும் தென் சீன புலி பாந்தேர்ர டைக்ரஸ் அபுயன்சிஸ் தென் மத்திய சீனாவை தாயகமாக கொண்டது ஆண்களின் எடை சுமார் நூற்று ஐம்பது கிலோ முன்னூற்று முப்பது பவுன் மற்றும் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் எட்டு அடி நீளம் கொண்டது பெண்களின் எடை சிறியது சுமார் நூற்று பத்து கிலோ இருநூற்று நாற்பது பவுன் எடையும் இரண்டு புள்ளி மூன்று மீட்டர் ஏழு புள்ளி ஐந்து அடி நீளமும் கொண்டது வயது வந்த ஆண் இந்தோ சீன புலிகள் பாந்தரா டைகரிஸ் கார்பற்றி நூற்று எண்பத்தி ரெண்டு கிலோ நானூறு பவுண்டுகள் வரை எடையும் இரண்டு புள்ளி எட்டு மீட்டர் ஒன்பது அடி நீளமும் கொண்டதாக இருக்கும் பெண்கள் சிறியவை சுமார் நூற்று பதினைந்து கிலோ இருநூற்று ஐம்பது பவுன் எடையும் இரண்டு புள்ளி நான்கு மீட்டர் எட்டு அடி நீளமும் கொண்டவை வயது வந்த ஆண் சுமத்ரான் புலிகள் பாந்தரா டைகிரிஸ் சுமத்ரே நூற்று இருபது கிலோ இருநூற்று அறுபத்தைந்து பவுன் வரை எடையும் இரண்டு புள்ளி நான்கு மீட்டர் எட்டு அடி நீளமும் கொண்டதாக இருக்கும் பெண்கள் சற்றே சிறியவை சுமார் தொன்னூறு கிலோ நூற்று தொன்னூற்றெட்டு பவுன் எடையும் இரண்டு புள்ளி இரண்டு மீட்டர் ஏழு அடி நீளமும் கொண்டவை கால்கள் பாதங்கள் மற்றும் நகங்கள் புலியின் பின் கால்கள் முன் கால்களை விட நீளமாக இருக்கும் இந்த பண்பு அவர்களை பத்து மீட்டர் முப்பத்திரண்டு புள்ளி ஐந்து அடி தூரம் வரை குதிக்க உதவுகிறது புலியின் முன் கால்களின் எலும்புகள் வலிமையாகவும் அடர்த்தியாகவும் இருப்பதால் பெரிய இரையை இறக்குவதற்கு தேவையான பெரிய தசைகளை ஆதரிக்கின்றன புலியின் ஒவ்வொரு கால்களிலும் உள்ள எலும்புகள் தசைநார்கள் மூலம் இறுக்கமாக இணைக்கப்பட்டுள்ளன அவை தரையிறங்கும் போது ஓடுதல் துள்ளி குதித்தல் மற்றும் குதித்தல் ஆகியவற்றின் தாக்கத்தை தடுக்கின்றன புலிகள் பெரிய திணிப்பு கால்களை கொண்டிருக்கின்றன அவை ஆசிய காடுகளில் இரையை அமைதியாக பின்தொடர உதவுகின்றன புலியின் நகங்கள் பத்து சென்டிமீட்டர் நான்கு அங்குலம் வரை நீளம் கொண்டவை மற்றும் இரையை பிடிக்கவும் பிடிக்கவும் பயன்படுகிறது. ஒவ்வொரு பாதத்திலும் இந்த நான்கு நகங்கள் மற்றும் ஒரு சிறப்பு நகங்கள் தஜ்ல எனப்படும். ஒரு பனிக்கட்டி காலில் வெகு தொலைவில் அமைந்துள்ளது அதன் மூலம் நடக்கும் போது தரையை தொடாது. பனிக்கட்டிகள் கட்டை விரலை போலவே செயல்படுகின்றன. புலி நகங்கள் உள்ளிழுக்கக்கூடியவை அவை பயன்படுத்தப்படாத போது தசைநார்கள் அவற்றை ஒரு பாதுகாப்பான தோல் உரைக்குள் வைத்திருக்கின்றன நகங்கள் பின்வாங்கப்படும் போது தசைநார்கள் தளர்வான நிலையில் இருக்கும் இதனால் எந்த தசை முயற்சியும் செலவழிக்கப்படாது புள்ளிகள் தேவைப்படும் நேரங்களில் கூர்மையாக இருப்பதை உறுதி செய்யவும் சந்தேகத்திற்கு இடமில்லாத இரையை அமைதியாக மிதிக்கவும் தங்கள் நகங்களை பின்வாங்குகின்றன. மற்ற தசைநார்கள் இறையை தாக்கும் போது அல்லது தங்களை தற்காத்துக் கொள்ளும் போது நகங்களை பிரித்தெடுக்கும். இதற்கு தசைநார் முயற்சி தேவைப்படுகிறது. புலி நகங்கள் வளைந்திருப்பதால் அவைகள் பெரிய இரையை பிடிக்கவும் பிடிக்கவும் மற்றும் மரங்களை முதலில் ஏறவும் உதவுகிறது. இருப்பினும், நகங்களின் வளைவு புள்ளியின் அளவு மற்றும் எடை ஆகியவை மரங்களில் இருந்து இறங்குவதற்கு பெரும் தடையாக உள்ளது புலிகள் ஒன்று பின்னோக்கி ஊர்ந்து செல்ல வேண்டும் அல்லது மரங்களில் இருந்து கீழே குதித்து பெரிய பூனை குடும்பத்தின் மிகவும் தாழ்ந்த ஏறுபவர்களாக இருக்க வேண்டும் தலை மற்றும் காலர் போன் புலியின் மண்டை ஓடு தடிமனாகவும் வட்டமாகவும் இருக்கும் இது அவற்றின் சக்தி வாய்ந்த தாடைகளுக்கு அதிக ஆதரவை வழங்குகிறது புலிகளின் சக்தி வாய்ந்த தாடை தசைகள் மண்டை ஓட்டின் மேல் அமைந்துள்ள எலும்பு முகடுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன அவை சாக்கிட்டல் கிரெஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றன இந்த தசைகள் இரையை நசுக்கும் சக்தியுடன் விரைவாக கட்டுப்படுத்த செயல்படுகின்றன புலிகள் குறைந்த அளவிலான கிளாவிக்கில் காலர் போன் உடையவை இந்த குணாதிசயம் அவர்களுக்கு அதிக நீளத்தை அடைய உதவுகிறது ஏனெனில் சிறிய கிளாவிக்கில் இயங்கும் போதுஸ்கபுலாவின் தோள்பட்டை கத்தி பரந்த கட்டுப்பாடற்ற இயக்கத்தை அனுமதிக்கிறது பல்வகை முப்பது பற்கள் மட்டுமே உள்ள நாய்கள் நாற்பத்தி இரண்டு பற்கள் போன்ற மற்ற மாமிச உண்ணிகளை விட புலிகளுக்கு குறைவான பற்கள் உள்ளன அனைத்து பூனைகளுக்கும் இலையுதிர் தற்காலிக பற்கள் உள்ளன அவை பிறந்து ஒரு வாரம் அல்லது இரண்டு நாட்களுக்குள் வருகின்றன இந்த பற்கள் மனிதர்களின் பால் பற்களைப் போலவே பால் பற்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன பால் பற்கள் இறுதியில் நிரந்தர பற்களால் மாற்றப்படுகின்றன எனவே அவை அரிதாகவே பற்கள் இல்லாமல் இருக்கும் புள்ளிகள் ஆறு புள்ளி நான்கு முதல் ஏழு புள்ளி ஆறு சென்டிமீட்டர்கள் இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் அங்குலம் நீளம் கொண்ட அனைத்து பெரிய பூனை இனங்களிலும் மிகப்பெரிய கோரைகளை கொண்டுள்ளன கோரைகளில் அதிக அழுத்தம் உணரும் நரம்புகள் உள்ளன அவை புலி தனது இரையின் கழுத்தை துண்டிக்க தேவையான இடத்தை அடையாளம் காண உதவுகிறது புலியின் பின் பற்கள் கார்னாசியல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன இது கத்தி கத்திகள் போன்ற இரையிலிருந்து இறைச்சியை வெட்டுவதற்கு புலிக்கு உதவுகிறது அவர்கள் பெரிய வெட்டப்பட்ட இறைச்சி துண்டுகளை முழுவதுமாக விழுங்குகிறார்கள் புலிகள் பேனா திறன் கொண்டவை கார்னாசியல்களுக்கும் முதுகு பற்கள் மற்றும் கூரை பறவைகளுக்கும் இடையே உள்ள பெரிய இடைவெளியின் காரணமாக அவை இரையை ஆழமாக பிடிக்கின்றன வாயின் முன்பகுதியில் அமைந்துள்ள சிறிய கீறல்கள் இரண்டு மேல் மற்றும் கீழ் கூரைகளுக்கு இடையில் புலிக்கு இரையிலிருந்து இறைச்சி மற்றும் இறக்குகளை எடுக்க உதவுகிறது செரிமானம் இறைச்சியை புரதமாக மாற்றும் செயல்முறை ஆற்றலுக்கு தேவையானது சில தாவர வகைகளுக்கு தேவைப்படும் புல்லை புரதமாக மாற்றுவதை விட மாமிச உண்ணிகளில் கணிசமாக குறைவான சிக்கலானது ஜீரணிக்க முடியாத தாவர செல்லுலோசை உடைக்க மாமிச உண்ணிகளுக்கு அவற்றின் குடலில் வாழும் நுண்ணுயிரிகள் மைக்ரோஸ்கோபிக் பாக்டீரியா தேவைப்படுவதில்லை எனவே புலிகள் மற்றும் பிற மாமிச உண்ணிகள் இரையை துரத்துவதற்கு விரைவாக முடுக்கிவிடும்போது அவற்றை தடுக்காத சிறிய மற்றும் எடை குறைந்த வயிற்றை கொண்டுள்ளன வால் ஒரு புலியின் வால் சுமார் ஒரு மீட்டர் நீளம் மூன்று அடி மற்றும் அவற்றின் காட்சி தொடர்புகளில் பங்கு வகிக்கலாம் தொடர்பு பார்வை பகுதியை பார்க்கவும் இரையை பின்தொடர்வதில் கூர்மையான திருப்பங்களை செய்யும் போது புலிகள் தங்கள் வாளை சமநிலைக்கு பயன்படுத்துகின்றன நாக்கு புலியின் நாக்கு பாப்பிலா எனப்படும் ஏராளமான சிறிய கூர்மையான பின்புறம் எதிர்கொள்ளும் திட்டங்களால் மூடப்பட்டிருக்கும் இந்த பாப்பிலாக்கள் நாக்கு முரடான சலசலப்பான அமைப்பை கொடுக்கிறது மற்றும் இரையிலிருந்து இறக்குகள் ரோமங்கள் மற்றும் இறைச்சியை அகற்ற உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது முடி மற்றும் நிறம் புலியின் முடி அவர்களுக்கு உருமறைப்பு அரவணைப்பு மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது புலிகளுக்கு இரண்டு வகையான முடிகள் உள்ளன அவை பாதுகாப்பு முடி மற்றும் அண்டர்பர் பாதுகாப்பு முடிகள் அண்டர்பரை விட நீளமாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் மற்றும் முக்கியமாக பாதுகாப்பு நோக்கங்களுக்காக செயல்படுகின்றன புள்ளியின் தலைமுடியின் முதன்மையான செயல்பாட்டு சூடாக இருக்கிறது அண்டர்பர் காற்றை பிடிக்கிறது இது புலியின் உடலை வெப்பமாக வைத்திருக்கும் புலிகளின் தலைமுடி மற்றும் தோல் இரண்டிலும் தனித்தன்மை வாய்ந்த கோடுகளை கொண்ட பெரிய பூனை இனம் புலிகள் மட்டுமே பல புலிகள் முகத்திலும் பக்கங்களிலும் கால்களிலும் வயிற்றிலும் கோடுகளை கொண்டுள்ளன பட்டைகள் அகலம் நீளம் அவை ஒற்றை அல்லது இரட்டை வளையமாக இருந்தாலும் வெளிர் பழுப்பு நிறத்தில் இருந்து அடர் கருப்பு வரையிலான வண்ணம் மற்றும் புலியின் ஒரு பக்கத்திலிருந்து மறுபுறம் சமச்சீராக இல்லை புலியின் தலையின் மேல் உள்ள கோடு வடிவமானது ராஜா என்று பொருள்படும் வாங் என்ற சீன எழுத்தை ஒத்திருக்கிறது புலி பின்னணி நிறம் பல புலிகள் வெளிர் மஞ்சள் ஆரஞ்சு முதல் ஆழமான சிவப்பு ஆரஞ்சு வரையிலான பின்னணி நிறத்தை கொண்டுள்ளன கருப்பு அல்லது மெலனிஸ்டிக் நிற புலிகள் பதிவாகியுள்ளன ஆனால் இந்த காட்சிகள் உண்மையான மெலனிஸ்டிக் புலிகளா அல்லது ஆரஞ்சு புலியின் இருண்ட வடிவங்களா சில பெரிய அகன்ற இருண்ட கோடுகள் கொண்டவை என்பதை மதிப்பிடுவதற்கு முன் கூடுதல் ஆராய்ச்சி தேவை வெள்ளை பின்னணி நிறம் கொண்ட புலிகள் அல்பினோக்களாக கருதப்படுவதில்லை ஒரு அல்பினோ தூய வெள்ளை நிறத்தில் இருக்கும் கோடுகள் இல்லை மற்றும் இளஞ்சிவப்பு அல்லது சிவப்பு கண்கள் இருக்கும் வெள்ளை புலிகள் லுக்கோசிஸ்டிக் ஆகும் அதாவது அவை ஒரு பின்னடைவு மரபணுவை கொண்டுள்ளன அவை இருண்ட நிறங்கள் இல்லாதவை எனவே அவை பொதுவாக வெளிர் முதல் நடுத்தர பழுப்பு நிற கோடுகள் மற்றும் நீல நிற கண்கள் கொண்ட வெள்ளை நிறத்தை கொண்டிருக்கும் அறியப்படாத காரணங்களுக்காக வெள்ளை புலிகள் ஆரஞ்சு நிற புலிகளை விட பெரியதாகவும் வேகமாகவும் வளர்க்கின்றன நீல புலிகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது புலிகளில் இந்த நிற மாறுபாட்டை ஆதரிக்கும் சிறிய சான்றுகள் இல்லை இருப்பினும் நீல நிற பண்பு சில லிங்க்ஸ் மற்றும் பாக்கெட் குடும்பங்களில் இருப்பதால் இது ஒரு சாத்தியம் என்று நிராகரிக்கப்படவில்லை. புலிகளின் காதுகளின் பின்புறத்தில் வெள்ளை வட்ட வடிவ புள்ளிகள் உள்ளன. இந்த கண்புள்ளிகளின் செயல்பாடு குறித்து இரண்டு கருத்துக்கள் உள்ளன. அதில் ஒன்று பொய் கண்களாக செயல்படுவது புள்ளி பெரியதாகவும் பின்பக்கத்திலிருந்து தாக்கும் சாத்தியமான வேட்டையாடுபவருக்கு எச்சரிக்கையாகவும் இருக்கும். மற்ற யோசனை என்னவென்றால் அவை ஆக்ரோஷமான தகவல் தொடர்புகளில் ஒரு பங்கை கொண்டுள்ளன ஏனெனில் புலிகள் அச்சுறுத்தப்படும் போது முதுகுகள் முன்னோக்கி எதிர்கொள்ளும் வகையில் காதுகளை சுற்றி கொள்ளலாம் இது தனித்துவமான வெள்ளை அடையாளங்களை முக்கியமாக காட்டுகிறது வெள்ளை அடையாளங்களின் செயல்பாட்டு இரண்டு யோசனைகளின் கலவையாக இருக்கலாம்